கேட்கப்படுகிறது இனிமேல் யாராவது மேடையில் இது மாதிரி பாடினா கூட யாராவது ஆடணும்னு விரும்பினீங்கன்னா நேராக ஸ்டேஜில் போய் ஆடிடலாம் பேக்ரவுண்ட் டான்ஸு பண்ணலாம் அதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது